அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ க்ரூடாயில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ப்ராஃபிட் எய்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணி டேரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அதில் எப்படி கால் ஜெனரேட் ஆகுதோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம ரொம்ப பெக்லியராக அனலைஸ் பண்ணுறோம் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா டுவெல் பிஎம்க்கு முன்னாடியே பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன பைக்கால் நல்ல செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஏறிச்சு மார்னிங்கில் ஒரு லெவன் ஓ கிளாக் கிளாக் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறக்காண்டி நாங்கள் எப்பயுமே ஒரு டுவெல் பிஎம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆஃப்டர் டுவெல் பிஎம் இப்போ ஃபஸ்ட்டு கால் வந்து நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு கால் வரையில் இந்த சார்ட் இப்படி தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கேண்டில் கலர் மாறும் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் சும்மா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே அதே மாதிரி டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள் நமக்கு வந்து இப்போ sell at six seven four த்ரீன்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அடுத்து கீழே இருக்க லைன்ஸ் தான் டார்கெட் லைன் இதில் நமக்கு six seven twenty six point fourteen அப்படின்னு இருக்குது ஸோ இதில் நமக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாகவே வந்து ஒரு எயிட்டீன் பாயிண்ட் ஒரு செவன்டீன் செவன்டீன் பாயிண்ட் கிட்டக்க இருக்குது இந்த செவன்டீன் பாயிண்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லார்ஜ் சைஸோட கம்பேர் பண்ணையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் ஸோ உங்களால் ரொம்ப மினிமமாக ஒரு தௌசண்ட் ருபீஸ்ன்றது ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக எய்ம் பண்ண முடியும் தான் இதில் டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் இப்போ நாங்கள் செல் கால் ஷோ பண்ணுறோம் அடுத்து பைக் காலும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்னமும் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் கால் ஜென்ரேட் ஆகையில் இந்த சார்ட் எப்படி இருக்குது அது எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்ட்டு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஃபிஃப்த் கேண்டில்லேருந்து கண்டினியூஸ் டவுன் சைட் ஆகினால நமக்கு first target range break out பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் போச்சு அங்கேருந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இப்போ ஒன் ஓ கிளாக் அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் ஷார்ப்பாக மேலே வந்ததில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் அதனால் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு கேண்டிஸ்டிக் கலர் வந்து அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த கலர் தான் வந்து அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது க்ரீன் கலர்னா பை ட்ரெண்ட் ரெட் கலர்னா செல் ட்ரெண்ட்னு ட்ரெண்டை நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் அடுத்து entry point target stop loss கிடச்சிரும் ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக பண்ணி மந்த்லி ஒரு ப்ராஃபிட் நல்லா புக் பண்ணுறதுக்கு செகண்ட் டாரட் இன்னும் மார்க்கெட் மேலே போகும் இல்லை இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனலாக தரோம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ்ன்னு நம்ம சொன்னாலும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேர்ட்டி பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பீங்க அவங்களுக்குலாம் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூட்டபிள் ரேஞ்சாக இருக்கும் சிக்ஸ் செவன் நைன்ட்டி தான் second target six seven seventy three first target நம்மளுடைய entry point six six seven fifty seven ஓகேங்களா கீழே இருக்க ரெட் கலர் லைன் ரொம்ப முக்கியமான ஒரு லைன் ஏன்னா நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணிடணுன்றக்காண்டி ஒரு stop loss line so everyday live மார்க்கெட்டில் இதே மாதிரியே நீங்கள் கால்ஸ் வந்து உங்கள் சார்ட்டில் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க நம்ம கிடைச்ச அந்த பைக்காலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டக மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ